தன்னை இளைஞர் என்று கூறி மிஸ் தமிழ்நாட்டை ஏமாற்றி லிவிங் டுகெதரில் வாழ்ந்து வந்த ஐம்பத்தாறு வயதான சிறப்பு உதவி ஆய்வாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படாமல் உள்ளது சென்னை மேடவாக்கம் அருகே உள்ள சித்தாலப்பாக்கத்தைச் சேர்ந்தவர் மிஸ் தமிழ்நாடு பட்டம் வென்றவர் சமூக சேவையில் ஆர்வம் கொண்ட இவர் ஓயமார் சாலையில் உள்ள படவூர் ஊராட்சியில் வீடு ஒன்றை பெங் மூலம் வாங்கியுள்ளார் அதன் பிறகு அந்த வீட்டின் மீது ஏற்கனவே கோர்ட்டில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது என்று தெரியவந்ததும் அதிர்ச்சியடைந்துள்ளார் இந்த நிலையில் சமூக சேவையில் ஈடுபட்டிருந்த காலத்தில் அவருக்கு அறிமுகமான கால்டுவெல் தன் நிலைமை குறித்து கூறி புலம்பியுள்ளார் கால்டுவெல் அந்த பெண்ணிடம் தன்னை சிறப்பு உதவி ஆய்வாளர் என்று கூறிக்கொண்டு அறிமுகமானதால் அவரை நம்பி அப்பெண் தனக்கு உதவுமாறு கூறியுள்ளார் தன்னை ஏமாற்றிய பெண் மீது வழக்கு வக்கீல் ஒருவரை கால்டுவெல் ஏற்பாடு செய்தாராம் அப்பெண் வசதி படைத்தவர் பெற்றோர் வெளிநாட்டில் வசித்து வருகின்றனர் சமீபத்தில் அவரின் தாய் ஏதோ ஒரு நோயால் இறந்துள்ளார் வீட்டின் மீது இப்படி ஒரு பிரச்சனை தாய் நோயால் இறப்பு போன்ற காரணங்களால் பெண் மிகவும் சோகத்துடன் மனமடைந்து காணப்பட்டார் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்ட கால்டவெல் அப்பெண்ணிடம் உங்கள் வீட்டில் சாத்தான் புகுந்துள்ளதால் இழப்பு ஏற்பட்டதாக கூறி அதற்கு சிறப்பு ஜெபம் செய்ய வேண்டும் என போதகரை அழைத்துச் சென்றுள்ளார் சாத்தனை விரட்டுவதற்கு நாற்பது நாட்கள் வரை பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று கூறி சிறப்பு பிரார்த்தனை செய்துள்ளார் இந்த நேரத்தில் நன்றாக பார்த்துக் கொள்வது போல நடித்து அவரை தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்துள்ளார் இதனிடையே இருவரும் காதலிக்கத் தொடங்கி லிவின் டூகெதரில் வாழ்ந்து வந்துள்ளனர் இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்யப்பட்டது இதனிடையே கார்டுவெல்லுக்கு வயது அதிகமாக இருப்பதாக சந்தேகம் அப்பெண்ணுக்கு வந்துள்ளது ஆனால் கார்டுவெல்லின் வீட்டார் அவருக்கு நாற்பத்தி இரண்டு வயதுதான் ஆகிறது என்றும் வெயிலிலும் வெளியிலும் அலைவதால் வயது அதிகமாக இருப்பது போல தெரிகிறது என்றும் கூறி சமாளித்து அப்பெண்ணிடம் இருந்த சொத்து பத்திரங்கள் நகைகள் பணங்களை எல்லாம் கைப்பற்றியும் வாடகை வீட்டில் ஒன்றில் அப்பெண்ணை தங்க வைத்துள்ளனர் என்று சொல்லப்படுகிறது இந்த நிலையில் அந்த வீட்டில் இருந்தபோது கார்டுவெல்லின் ஆதார் கார்டை பார்த்த பெண்ணுக்கு அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது அவருக்கு ஐம்பத்தாறு வயது என்றும் ஆலந்தூர் காவல் குடியிருப்பில் வசித்து வருவதும் தெரியவந்தது அந்த பகுதிக்கு சென்று விசாரித்தபோது மேலும் அதிர்ச்சி தகவலாக மோட்டார் டிரான்ஸ்போர்ட் பிரிவில் சிறப்பு உதவி ஆய்வாளர் ஆகஸ்ட் இருப்பதும் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து இது தொடர்பாக கடந்த ஆண்டு நவம்பரில் பள்ளிக்கரணை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் ஆனால் கடந்த மாதம் இருபத்தேழாம் தேதி வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதன் பிறகு அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்கின்றனர் காரணத்தை கேட்டால் உயரதிகாரிகளின் உத்தரவு இல்லாமல் ஆண்ட்ரூஸ் கால்டுவெல் மீது புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க முடியாது என்று கூறுகின்றனர்